ಕುಂಜಾಕ விடுத்த ಇರೋ பெருசா ஒரு ಸುತ್ತ ನೋಡೋಣ ಅಡಿಚ ಶಿರೋರಾಗ இந்த இப்படி தன் ஏலவல்ல மகன் இப்படி சீகியல் இன் டூ டெய்ல் ஷாப்பிங் மால் அடிக்க இந்த அங்காட்டிங்க இருந்தா அங்க போய்த்து தெரியவா அந்த ஏலாங்கட்டியில அந்த உமாங்கட்டியில முடியல இல்ல ஏலாங்கட்டியில நெல்ல மகன் கேள் கேள்றாளி அங்க போய்த்தாடி அங்க நெல்ல இடம் ஒன்று அடிக்கணும் அந்த ஏலாங்கட்டில இல்லாட்டி கிரவுண்டு பக்கத்துல ஒன்று அடிச்சாலும் நெல்ல ஆகிக்கும் இப்போ இந்த குஞ்சாக்கட்டத்தான் ஐடியா கேட்கணும் குஞ்சாக்கு தெரியாத விஷயம் உண்டு இல்லை தெரிந்த நிலை குஞ்சாக்கா அவங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை தான் ஆனாலும் இந்த ஒவ்வொரு விஷயங்கள் இந்த ரலிசேருக்குத்தான் சரி வர தெரிந்த குஞ்சாக்கா இது நாங்களும் ஐடியாக்களை கொடுக்குறதா இந்த நாசிர் மகனுக்கும் எங்களோட ஐடியாவில் தான் நாசிர் மகனும் போகிறேன் இந்த இப்படி இதை இதில் ஒரு ஷாப்பிங் மால் அடித்தால் சரி வரும்னு யோசிச்சேன் பரவாயில்ல அந்த கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யுங்க ரலி உங்களுக்கு சரி வருந்தால் நீங்கள் செய்யுங்க புறவு கொஞ்சம் தெரிய வருவான் அப்படி இல்லை கொஞ்சம் அப்படி சொல்ல வானம்மா இந்த இப்படித்தான் என் ஐடியாக்கள்ல இது போகிற இல்லாட்டி இந்த வேற எந்த செய்யலாம் என்னோட பின்னால மாதிரி பின்னால அயலாம் குஞ்சாக்கா சரி நான் கோல்டு பண்ணி கேட்குறேன் ரலி இந்த ரதீன்மா ரதீனான்ட்ட ஹலோ ரதீனா ரசீன் இப்படித்தான் இந்த குஞ்சாக்கா சொல்றா இப்படித்தான் என்னோட சொப்பிமோல் அடிக்க சரிவரா என்று சொல்லி இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் உனக்கும் ஓடுது இல்லையா சரி சரி இந்த பார்க்குறேன் அப்ப நான் ஆசைக்கு நினைக்க ஒரு கோலம் அடிச்சு கேட்குறேன் சரியா எனக்கும் ஒன்றும் தலை வேலை செய்தில்லடப்பா குஞ்சாக்க குழப்பிட்டு போயிட்டா வந்து பாரு நான் நெல்ல சொப்பி மூலம் அடிக்க பார்த்தேன் இங்கே இது சரிவராய் போல குஞ்சாக்க தலையை தின்ட்டாவே பார்த்து செய்கிறேன் சரி அது வைக்கிறேன் ஃபோனை